நான் வேக்சின் போட போகிறேன் அப்படியே வண்டி சார் வீடு ஆ சொல்லு மாப்பிள்ள இதோ வந்துட்டேன் வேக்சின் போட்டுட்டு அப்படியே நம்ம காரைக்கால் போயிட்டு வரலாம் ஆ வண்டியில் தாண்டா பெட்ரோல் விற்கிற விலைக்கு இந்த பையன் ஸ்கூட்டியில் போகிறான் பாருப்பா ப்ரோ ப்ரோ ஒரு நிமிஷம் பெட்ரோல் விலை ஏறி போயிட்டா ஆமாம் ப்ரோ பெட்ரோல் தான் லிட்டருக்கு நூற்றி மூணு ரூபா விற்கிது இந்த லட்சணத்தில் நாங்களே நடந்து தான் போயிட்டுருக்கோம் சைக்கிள் கூட இல்லாமல் போங்கடா நீங்களும் பெட்ரோலும் நான் நடந்தே போகிறேன் சார் வரலாமா சார் ஆ வாங்க வாங்க இதோ உட்காருங்க தம்பி ஊசி என்ன குத்தவே இல்லப்பா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சட்டு புட்டுன்னு ஊசியே போடுறா இதை போடுறப்பா போடுறேன்ப்பா மனுஷனா நீ ஊசியே வளைஞ்சு போயிட்டு போயா கொரோனா தொட்டா இருக்கணும் இங்கெல்லாம் ஊசி போட வரலன்னு யாடா அழுதா ஆமாச்சான் வேக்சின்லாம் போட்டிருக்கேன் ட்ரீட்லாம் கிடையாதா வேக்சின் தானடா போட்டேன் இதுக்கெல்லாம் என்னடா ட்ரீட்டு எனக்கு ட்ரீட் வேணும் வா டக்குன்னு அவுத்துறா அவுத்துறா மணி ஆயிடுறா ஒரே அளவா ஊத்து Cheers. இங்க தான் மச்சான் சரக்கு அடிச்சிட்டு இருக்கேன் டேய் நீ வேக்சின் போட்டுக்கடா சரக்கு அடிக்க கூடாது என்னது சரக்கு அடிக்க கூடாதா அடிச்சா செத்து போயிடுவ ஐயோ என்ன குடிக்க கூட்டது எல்லாமே பார்த்துருக்கீங்க காமெடியாகவும் பண்ணால் வந்திருக்கோம் இதை விட தரமான வீடியோ இன்னும் கொஞ்சம் விரைவில் உங்களுக்கு வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் இந்த வீடியோ இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல்லை கனெக்ட் பண்ணுங்கள் பாய்